Thanks. புத்தகத்தை இயற்றியவர் இந்த ஸ்ரீ லலோச்சனதாஸ் தாக்கூர் அவர்கள் We have the Chaitanya Charitamrita by Krishna Das Kaviraj. We have the Chaitanya Bhagavat by Vrindavan Das Thakur and the Chaitanya Mangal by Lochan Das. நமக்கு ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தம் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் அவர்கள் இயற்றியது இருக்கின்றது அதோடு விருந்தாவனதாஸ் தாக்கூர் அவர்கள் இயற்றிய சைத்தன்ய பாகவதம் பாகவதம் இருக்கின்றது அதோடு ஸ்ரீ லோச்சனாதாஸ் தாக்கூர் அவர்கள் இயற்றிய சைத்தன்ய மங்களம் இருக்கின்றது So Lochan Das Thakur also wrote some very nice songs. One of them which is very commonly sung by devotees. So we'll sing it tonight. Very nice song. Vaja Hare Mana. Right? Do you know that song? Yeah. It's in the Vaishnava songbook. So you can join, you can follow. Yeah. <laughs> Krishna. Of course, we could say, well, he's also Devaki Nandan, but we're calling him Nanda Nandana, Nanda Maharaj, very dear to Krishna. Uh, Lord Krishna is one who gives pleasure to Nanda Maharaj, because this is Krishna in Vrindavan, in his Vrindavan pastimes. He is taken care of by Nanda Yashoda. தேவகி நந்தன என்று கூட கிருஷ்ண பகவான் வர்ணிக்கப்படுகின்றார் ஆனால் அதே வேளையில் ஸ்ரீநந்த நந்தன நந்த மகாராஜ் அவர்களுக்கு இன்பமளிப்பவராகவும் அவர் வர்ணிக்கப்படுகின்றார் ஏனென்று சொன்னால் இந்த லீலை பிருந்தாவனத்தில் நடைபெறும் லீலையாகும் And then the song says, Dulabha Manava Janama Satsange, that it is very rare to get the human form of life. மனித பிறவி என்பது கிடைப்பதற்கு மிக மிக அரிதானது என்றும் இதில் விளக்கப்படுகின்றது We know there's 8 million 400,000 different species of life and only 4 lakh are human species. 84 லட்சம் உயிர்வாழிகள் இருக்கின்றன அதில் 4 லட்சம் மட்டுமே மனித பிறவிகள். So दुर्लभ मानव जन्म सत्संगी तरह हो ये बहो सिंदूरी That if we get the association of the devotees, then we can cross over the ocean of material existence. பக்தர்களின் சங்கம் ஒருவருக்கு வாய்த்தால் மட்டுமே இந்த பௌதிக உலகம் என்னும் கடலை நாம் கடக்க முடியும் It's very rare to get human birth. It's even more rare to get association with devotees. மனித பிறவி என்பது மிக மிக அரிதானது அதிலும் அரிதானது பக்தர்களின் சங்கம் என்பது We see even here in COVID there's so many people but how many people come to the temple how many people come to chant the glories of the Lord very less உதாரணத்திற்கு இந்த கூலின் நகரிலும் கூட எவ்வளவோ மக்கள் வாழுகின்றார்கள் அவர்களில் எத்தனை பேர் இந்த ஆலயத்திற்கு வருகின்றார்கள் அதில் எத்தனை பேர் பகவானின் புனித நாமத்தை ஜபிக்கின்றார்கள் The people are not so much inclined to self-realization. They're only busy in their economic development. They're interested to develop their economic situation, but they're not interested to develop their spiritual situation. நமது பொருளாதார தரத்தை உயர்த்துவதற்கு தான் அவர்களுக்கு ஆர்வம் இருக்கின்றது ஆனால் ஆன்மீக தரத்தை உயர்த்துவதற்காக அல்ல And then the song goes on to describe how people will accept so many difficult conditions just in order to improve their economic situation. இந்த பாடலில் இந்த பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதற்கு எப்படிப்பட்ட இன்னல்களை எல்லாம் அனுபவிக்கின்றார்கள் என்றும் இப்பாடல் விவரிக்கின்றது Sita atapa bata varishana iki achipara that they will tolerate all the difficult conditions, the scorching heat and the wind and the rain and the cold, all different conditions they will tolerate. கடும் வெயில் காற்று கடுங்குளிர் இப்படிப்பட்ட இன்னல்களை எல்லாம் சகித்துக் கொண்டுதான் அவர்கள் தங்களது பௌதீக அல்லது பொருளாதார தரத்தை மேம்படுத்துகின்றனர் And they were tolerate working for many கொடூரமான மனிதர்களிடமெல்லாம் பணி செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் You all know they're working in the jobs You know what it's like. Sometimes you have to work with people who are very sinful and wicked and miserly. You have to tolerate working with them just for the sake of earning a livelihood. எப்படிப்பட்ட கருவித்தனமான கொடூரமான மனிதர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் நம்முடைய வாழ்வாதாரத்தை தொடர்வதற்காக நிச்சயமாக அவர்களை எல்லாம் சகித்துக் கொண்டுதான் வாழ்கின்றோம் And to earn that livelihood, the result of all that hard labor, you earn some money, and with that money you can get only some flickering happiness, what is described as chapala sukha, the flickering pleasure of the material world. இப்படி துன்பமான சூழ்நிலையெல்லாம் சகித்துக் கொண்டு அதனால் நமக்கு கிடைக்கும் சில வருமானத்தினால் மின்னி மறையும் சில இன்பங்களை தான் நாம் அனுபவிக்கின்றோம் It's the, we're working so hard to get pleasure which is so temporary and so flickering. There's no, no endurance. It will not last for any length தற்காலிகமான மின்னி மறையும் நிலையில்லாத இந்த சிறு இன்பத்திற்காக தான் இப்படிப்பட்ட சிரமங்களை எல்லாம் நாம் மேற்கொள்ளுகின்றோம் People in order to enjoy the material world, they will accept so much austerity, so many difficulties. You have to go and study college, you have to take so many examinations, spend so much money, in order to get some qualification to go and beg for a job from some company. இந்த பௌதிக இன்பத்திற்காக கடும் தவங்களை எல்லாம் புரிகின்றோம் கல்வியை எல்லாம் மேற்கொள்ளுகின்றோம் இவ்வாறு பல இன்ப துன்பங்களுக்கு இடையில் தான் இந்த இன்பத்தை நாம் தேடுகின்றோம் Prabhupada writes about the doggish mentality. Just like the dog it always needs to have some master. If the dog has no master, then it's in a very unfortunate situation. பிரபுபாதர் கூறுகின்றார் நமக்கெல்லாம் நாயின் மனப்பாங்கு தான் இருக்கின்றது நாய்க்கு எப்போதுமே ஒரு முதலாளி வேண்டும் அவ்வாறுதான் நாமும் ஒரு முதலாளியின் கீழ் அடிமையாக செயல்பட ஆசைப்படுகின்றோம் Dog is always anxious, moving from house to house, looking where can he find a home, where will he find someone to give him shelter, who will care for him. நாய்கள் வீதிகளில் வீடு வீடாக அலைந்து எங்கு எனக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று திரிகின்றன So in the same way, we have to go and study in universities and colleges, get some education, and then after all that, then you still have to go and beg door to door and plead to the big man, My dear sir, please give me employment. I will be your good dog. இவ்வாறுதான் பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் பயின்றுவிட்டு அதன் பிறகு வீதி வீதியாக திரிந்து எனக்கு ஓர் வேலை கொடுங்கள் நான் தங்களின் விசுவாச நாயாக இருக்கின்றேன் என்று கேட்கின்றோம் Sometimes you have experience, sometimes you know as going to meet different owners of companies, you go and you try to meet the owner of the company, you want to try to introduce Krishna consciousness to them. You'll always find there's some man there, some secretary or some worker there, and his job is to keep you away from the boss. சில சமயங்களில் நாம் நிறுவன உரிமையாளர்களை தேடி செல்லுகின்றோம் அப்பொழுது இந்த கிருஷ்ண உணர்வை பற்றி அவர்களுக்கு தெரிவிப்பதற்காக நாம் செல்லும் பொழுது நம்ம எல்லாம் திருப்பி அனுப்புவதற்காக சில அதிகாரிகள் அங்கே இருப்பார்கள் Just like you go to the rich man's home and he has a sign, beware of the dog. And there will be some big dog there, keep you out of the house. சில செல்வந்தர் வீடுகளுக்கு செல்லும் பொழுது அங்கே அறிக்கை படகு இருக்கும் நாய்கள் ஜாக்கிரதை என்று அது அதனால் நம்மை அங்கிருந்து வெளியே வைத்திருக்க அவர்கள் எச்சரிக்கை விடுகின்றார்கள் So the same way you go to people's offices and you find that before you can meet the big man, the big boss, there's so many little people like dogs. And their job is to bark and to chase you away. அவ்வாறுதான் சில செல்வந்தர்களுடைய நிறுவனங்களுக்கு நாம் செல்லும் பொழுது அங்கே சில சிறு அதிகாரிகள் எல்லாம் நின்று கொண்டு நாய்களை போல் குறைத்து நம்மை அனுப்புவதற்கு இருப்பார்கள் Beg the dogish mentality. We have to go and beg please be kindly employ me in your service. I will work for you. I will serve you. இவ்வாறுதான் நாய்களின் மனப்பாங்கில் நாம் முதலாளிகளிடம் சென்று தயவு செய்து எனக்கு வேலை கொடுங்கள் நான் சிறப்பாக வேலை செய்வேன் என்றெல்லாம் கெஞ்சுகின்றோம் And so then the song, the song goes on to say, Edana Yovana Putra Harishana. The, the results of all your hard work, your money is, is value of the money is less and less as you go on. The value of the money is constantly reducing. We know Malaysian ringgit, the value is reducing, right? Yeah. Became shrink it, not bring it. Right? It shrunk a bit. The value not so big as it used to be. இவ்வாறு அரும்பாடுபட்டு சம்பாதித்த பணத்தின் மதிப்பு காலப்போக்கில் குறைந்து கொண்டுதான் வறுமை ஒழிய உயராது உதாரணத்திற்கு ரிங்கிட்டுடைய மதிப்பு சரிந்து கொண்டே வருவது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது ரிங்கிட் அல்ல ஷ்ரிங்கிட் I remember I went to India. When I first went to India, there were 8 rupees to the US dollar. Now there's 80 ring rupees to the US dollar. உதாரணத்திற்கு நான் ஆரம்பத்தில் இந்தியாவிற்கு செல்லும் பொழுது ஒரு அமெரிக்க டாலரின் இந்திய ரூபாய் எட்டு ரூபாய் இப்பொழுது ஒரு அமெரிக்க ரூபாய்க்கு இந்திய ரூபாய் பதினெட்டு ரூபாய் கொடுக்க வேண்டும் And the value of that dollar is also less. Everything is depreciating in value. உண்மையில் அந்த அமெரிக்க டாலரின் மதிப்பு கூட குறைந்து கொண்டுதான் வருகின்றது எல்லா நிலையிலும் அப்படித்தான் Now you know yourself, very difficult to keep the money. The money becomes less and less. இந்த பணத்தை சேமித்து வைப்பதும் சிரமம்தான் ஏனென்றால் அதன் மதிப்பு குறைந்து கொண்டே வருகின்றது The expenses become more. the petrol becomes more, the toll on the highway becomes more, the education becomes more expensive, the food becomes more expensive. ஆனால் செலவினங்களோ அதிகரித்துக் கொண்டே போகின்றன பெட்ரோலின் விலை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது டோல் கட்டணமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது கல்விக்கான செலவும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது And so the value of our money is less. And then you may say, well, I am young man. But how long you are young? Very quickly you become old. இவ்வாறு பணத்தின் மதிப்பு குறைந்து கொண்டே போகின்றது ஆனால் நான் இளமையாக இருக்கின்றேன் என்று நீங்கள் கூறலாம் எவ்வளவு காலத்திற்கு உங்களது இளமையை தற்காத்துக் கொள்ள முடியும் In time, the wheel of time, the Kala Chakra, is continuously moving. As the sun rises and sets every day, then another day is gone, and we're nearer and nearer to giving up this body. காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கின்றது சூரியன் உதித்து மறைவது ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டே சென்று நம்முடைய உடல் நலிந்து கொண்டேதான் போகின்றது So our life, the money is reduced, our, our, our youth is also gone, we be- quickly we become old, we didn't want to become old, but you cannot avoid it. பணத்தின் மதிப்பு குறைகின்றது நமது இளமையும் குறைகின்றது நிச்சயமாக நாம் வயதாகுவதை விரும்ப மாட்டோம் ஆனால் அது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது And you may say, oh well, I have my son, my son is here with me, I have my son, but son will also grow up, he will also go, he's not going to stay with you all your life. இல்லை எனக்கு மகன் இருக்கின்றான் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் அந்த மகன் கூட வளர்ந்து நம்மை விட்டு போய் விடுவான் Son will grow up, he will go marry probably and then have his own family, he will be busy with his own life. And in this way the son is gone. Son cannot save us. மகன் வளர்ந்து திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய சொந்த குடும்பத்தை அமைத்துக் கொண்டு போய்விடுவான் அவனாலும் நம்மை காப்பாற்ற முடியாது We know Ajamila had a son. He was calling for his son to save him from the Yamaduts. தெரியும் இல்லையா அஜாமிலன் தன்னுடைய மகனை அழைத்து பிறந்து காப்பாற்றிக் கொள்ள முயற்சித்தார் Of course, his son cannot do anything. நிச்சயமாக அவருடைய மகனால் ஒன்றும் செய்ய முடியாது So all of these things, all the things which we have, all of the family members, relatives, none of them they can save us at the time of death. யாருமே குடும்ப உறுப்பினர்களோ அல்லது உறவினர்களோ யாராலும் நம்மை காப்பாற்ற முடியாது All of these things are so temporary. They're described, they're like a drop of water on the leaf of the lotus petal. இவை அனைத்துமே தற்காலிகமானது தாமரை இலையில் தேங்கி இருக்கும் நீர்த்துளியினை போன்றதுதான் தாமரை இலை என்பது மிகவும் நல்லது அதில் நாம் உணவு கூட அருந்தலாம் அது The banana leaf and they're both waterproof. You can put your prasadam on it and you can eat nice without any problem. So if a drop of water falls on the leaf of the lotus, then it simply rolls off that leaf back into the water. ஒரு நீர்த்துளி தாமரை இலையில் பட்டால் அது தேங்காமல் அது உருண்டோடிவிடும் So all of the things which we acquire in this world, our home and our property and our family members, they are all just like drop of water on the petal of the lotus. இவ்வாறு நாம் சேமித்து வைக்கும் நமது எல்லாம் உறவினர்கள் உற்றார்கள் எல்லாமே இந்த தாமரை நிலையில் நீர்த்துளியை போன்றதுதான் The water falls back into the அந்த நீர்த்துளி குளத்திலேயே விழுந்துவிடும் Therefore, what is the solution? What we have to do? We have to worship Lord Hari. இதற்கெல்லாம் என்ன தீர்வு பகவான் ஹரியை நாம் வணங்க வேண்டும் And how to worship Lord Hari? That is described at the end of the song by the nine different varieties of பக்தி யோகா பகவான் ஹரியை எப்படி வழிபாடு செய்வது அது இந்த பாடலின் இறுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பக்தி யோகத்தின் ஒன்பது அங்கங்களை கொண்டு அதை செயல்படுத்தலாம் begins with hearing just like Maharaj Parikshit was cursed to die he had only seven days to live but he spent his time hearing Srimad Bhagavatam முதலாவதுமாக கேட்பது பரீட்சித் மகாராஜன் ஏழு நாட்களில் இறந்து போவதற்கு சபிக்கப்பட்டார் அந்த ஏழு நாட்களையும் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டு அவர் கழித்தார் By hearing the Srimad Bhagavatam, he was able to fix his mind on the Supreme Personality of Godhead. And at the end of the seven days, when Taksha, the snake bird, came to bite him, he was already in Samadhi. இவ்வாறு ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதன் மூலமாக அவருடைய மனதை பகவானின் பாத கமனங்களில் நிலைநிறுத்தி ஏழாம் நாள் தக்ஷன் என்ற நாகம் தீண்டுவதற்கு முன்னதாகவே அவர் சமாதி நிலையை அடைந்திருந்தார் So the snake bird Taksha came and bit him and his body burst into flames. But Maharaj Pariksit had already departed from that world. He was already gone back. தக்ஷகன் என்ற பறக்கும் நாகம் அவரை வந்து தீண்டுவதற்கு முன்னதாகவே அவர் தன்னுடைய தீ மூட்டிக் கொண்டு அவர் உடலில் இருந்து வெளியேறி இருந்தார் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டிருந்ததனால் அவர் உடலுக்கு வெளியேறுவதற்கு தயார் நிலையில் இருந்தார் பக்தி யோகத்தின் முதல் படிநிலை கேட்பது Whenever I hear this song, this, this song, this Bhajahari Mana, I think that this is about, it's like my life, you know, it's about, <laughs> it reminds me about my life, serving wicked and miserly people just for some flickering pleasure of the material world. இந்த பஜாபுரை மன என்ற பாடலை கேட்கும் பொழுதெல்லாம் இது எனது மனதிற்கு அறிவுறுத்துவதாக இருக்கின்றது எப்படி பல இன்னல்கள் எல்லாம் பட்டு இந்த ஜட உலகத்தை நாம் அனுபவிக்க நினைக்கின்றோம் அதிலிருந்து நாம் விடுபட்டு இருக்க வேண்டும் என்ற மனப்பாங்கும் ஏற்படுகின்றது So like that, when, when we sing these songs, we have to understand the significance behind these songs. This is hearing, hearing, so that we get real benefit from what we hear. இவ்வாறுதான் இந்த பாடல்களை எல்லாம் பாடும் பொழுது இதனுடைய அர்த்தத்தை நாம் நன்றாக கேட்க வேண்டும் இப்படி கேட்பதன் மூலமாக நமக்கு நன்மை உண்டு Now sometimes people hear and they don't understand at all what they're hearing, but they still get benefit because the sound vibration is not material. சில சமயங்களில் கேட்பதில் உள்ள அர்த்தம் அவர்களுக்கு புரியாமல் இருக்கும் ஆனால் அதிலும் நன்மை உண்டு கேட்பதினால் நிச்சயமாக பலன் இருக்கின்றது It is said, Golokera Premadan Harinam Sankirtan, that the holy name descends from Goloka. இந்த புனித நாமம் கோலோகத்திலிருந்து வருகின்றது That holy name is not material. And when we chant the holy name, even though we may not understand anything about the holy name, we're benefited. இந்த புனித நாமம் என்பது பௌதிகமானதன்று இந்த புனித நாமத்தை பற்றி நமக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட அதன் நன்மை நமக்கு கிடைக்கும் Oh no, you chant the holy name, even though you don't know anything about what you're chanting, you get great benefit. என்ன ஜபிக்கின்றோம் என்று தெரிவித்தாலும் கூட இந்த புனித நாமத்தை ஜபிக்கும் பொழுது நமக்கு நன்மை உண்டு And we know also everything in relation to Krishna also has the same potency. Just like Krishna Prasadam, it is not material, it is spiritual. அதுபோலவே கிருஷ்ண பகவானின் தொடர்பான அனைத்துமே நமக்கு ஆன்மீகமானது உதாரணத்திற்கு கிருஷ்ண பிரசாதம் And these flowers also which are offered to the deities, they're also not material because it's all Krishna's paraphernalia, it's prasadam. அதுபோலவே விக்கிரகங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மலர் மாலைகளும் கூட பௌதிகமானதன்று நிச்சயமாக ஆன்மீகமானது We give great importance to books. Our family business is books, distributing books, because we know these books are not ordinary books. அதே போலவே இந்த புத்தக விநியோகம் என்பது மிக முக்கியமானது இது நம்முடைய குடும்ப வணிகம் இந்த புத்தக விநியோகம் இதுவும் ஆன்மீகமானது and if people just get a book and they just read one line their life can be changed இந்த புத்தகங்களை வாங்கி ஒரே ஒரு வரியை படிப்பதன் மூலமாக கூட அவர்களுடைய வாழ்க்கை மாற்றமடையும் I had the experience also. I got book, I got a book, and I didn't really understand it, but I was trying to read it, and it was telling me to chant Hare Krishna, and I began to chant. எனக்கும் அந்த அனுபவம் உண்டு புத்தகத்தை முதன் முதலாக வாங்கி அதை பார்த்தேன் ஹரே கிருஷ்ணா ஜெபம் செய்ய வேண்டும் என்று இருந்தது அதை நான் பின்பற்றிக் கொண்டேன் And by chanting, then I thought I have to go to the temple, I have to go and find out more. இவ்வாறு ஜெபித்துக் கொண்டு நான் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் இதை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் ஏற்பட்டது And so I started to go to the temple. I got prasadam and I became attached to prasadam. அதன் பிறகு நான் ஆலயத்திற்கு சென்றேன் அங்கே பிரசாதம் எடுத்துக்கொண்டேன் அந்த பிரசாதத்தின் மீது எனக்கு கவர்ச்சி ஏற்பட்டது Though Krishna's prasadam comes in many different ways, not only in but also the incense and the flowers. கிருஷ்ண பிரசாதம் என்பது உணவு வழியாக மட்டும் வருவதன்று ஊதுபத்தி மலர்கள் இவற்றின் ரூபமாக கூட வருகின்றன And Krishna's prasadam comes also in his in his kindness when he takes everything from us. Sometimes he'll take everything away from us. He'll put us into a difficult situation. இந்த கிருஷ்ண பிரசாதம் என்பது கருணையாக கூட வரலாம் அந்த கருணை நம்மிடமிருந்து சில விஷயங்களை பறித்துக் கொள்ளும் So we have to learn that the solution to all of the problems is to take shelter of the process of devotion of service. பக்தி தொண்டுதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Beginning with hearing and then when we hear nicely, then we can go on to chanting also. இவையெல்லாம் கேட்பதிலிருந்து ஆரம்பிக்கின்றது அதன் பிறகு நாம் ஜெபம் செய்வதில் ஈடுபட வேண்டும் First we hear the mantra, then we chant, we repeat it. முதலில் இந்த மந்திரத்தை நாம் கேட்கின்றோம் அதன் பிறகு நாம் அதை ஜெபிக்கின்றோம் Whatever we hear, there's, we always have the tendency to repeat it. இதையெல்லாம் நாம் கேட்கின்றோமோ அதை மறுபடியும் கூறும் தன்மை நம்முள் இருக்கின்றது I was telling the devotees there was this one young child in Bangalore, the young child, six years old. The parents were they taught it to they, they taught the child, a little boy, to chant the Vishnu Sahasranam. பெங்களூரில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆறு வயது பாலகனுக்கு விஷ்ணு சகசர நாமத்தை ஜபிக்க கற்றுக் கொடுத்தார்கள் And the child could recite the whole Vishnu Sahasranam without looking, without, he could not read. He just, but he could, he memorized the whole Vishnu Sahasranam. எந்த புத்தகத்தையும் படிக்காமல் இந்த விஷ்ணு சகசர நாமத்தை முழுமையாக அந்த சிறுவன் ஒப்புவிக்கின்றான் So the same way we also hear, we are hearing, we may not understand, but we just have to repeat. இவ்வாறு நாம் கேட்பது நமக்கு புரியாமல் போகலாம் அதை நாம் நிச்சயமாக திரும்ப கூற வேண்டும் So hearing and chanting and then from hearing and chanting comes remembering. இவ்வாறு கேட்பது ஜபம் செய்வது அதன் பிறகு அது நமது நினைவில் நிற்கின்றது Sukadev Goswami chanted Srimad Bhagavatam, Maharaj Parikshit heard, and Prahlad Maharaj, he remembered. ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி பேசினார் பரீட்சித் மகாராஜன் அதை கேட்டார் பிரகலாத மகாராஜன் அதை நினைவில் வைத்திருந்தார் Prahlad was in the womb of his mother. As a child in the womb of his mother, the mother was in the ashram of Narada Muni, and Narada Muni was reading the scriptures every day to the mother. பிரகலாத் மகாராஜன் அவருடைய அன்னையின் கருவில் இருந்த பொழுது அவர்கள் நாரதமுனியின் ஆசிரமத்தில் இருந்தார்கள் ஒவ்வொரு நாளும் நாரதமுனி இந்த சாஸ்திரங்களை பிரகலாதனுக்காக வாசிப்பார்கள் So because the child was in the womb, he was able to hear everything spoken by Narada Muni. கருவில் இருந்த அந்த சிசுவினால் நாரத முனி உபதேசித்த அனைத்தையும் புரிந்து கொள்ள முடிந்தது. And even though the child was the son of a demon, when he took birth, he was a great devotee. அந்த சிசு அசுரனின் பாலகனாக இருந்தாலும் கூட அது மாபெரும் பக்தனாக வளர்ந்தது And he was always remembering the Supreme Lord. எப்பொழுதும் பரமபுருஷ பகவானை அவர் நினைத்துக் கொண்டே இருந்தார் And he tried to remind his father also about the Supreme Lord. பரமபுருஷ பகவானை பற்றி அவருடைய தந்தைக்கும் அவர் நினைவுறுத்தினார் So those are the first three stages of devotional service. You can see they progress, there's a connection there. So after remembering, then we can go on to Ant- Ant- uh, Smaranam Pada Sevanam, worshipping the lotus feet of the Lord. இவ்வாறு இந்த மூன்று படிநிலைகளில் இருந்து இந்த பக்தி யோகம் வளர்கின்றது இப்படி இந்த மூன்று நிலையிலிருந்து அடுத்து பாத சேவனம் பகவானுக்கு பகவானின் தாமரை பாதங்களுக்கு சேவை செய்வது When we worship the deities, we worship first from the lotus விக்கிரகங்களை நாம் வழிபாடு செய்யும் பொழுது முதலில் அவருடைய தாமரை பாதங்களையே வழிபடுகின்றோம் We can also worship Tulsi Devi. because Tulsi Maharani they always place the leaves that offered at the lotus feet. நாம் துளசி மகாராணியையும் வழிபடுகின்றோம் ஏனென்றால் துளசி மகாராணியை எப்பொழுதும் பகவானின் கமல பாதங்களில் வைத்திருப்பார்கள் The leaves of Tulsi are only placed on the feet of the Supreme Lord. We don't put the Tulsi leaves on anyone else's feet. If you put them on someone else's feet, that's an offense. துளசி மாராணியின் இலைகளை பரமபுருஷ பகவானின் பாதங்களில் மட்டுமே பதிக்க வேண்டும் மற்ற யாராவது பாதங்களில் துளசி மாராணியின் இலைகளை பதித்தால் அது மாபெரும் அபராதமாகும் And we can also serve the lotus feet of the Lord by going to the holy places and performing the parikramas around the holy places. பரமபுருஷ பகவானின் தாமரை பாதங்களை வழிபட வேண்டும் என்றால் நாம் புனித ஸ்தலங்களுக்கு சென்று அங்கே யாத்திரைகள் மேற்கொள்ள வேண்டும் Now our founder Acharya is called Prabhupada, which means he's the master who's at the lowest feet of the Lord. நமது ஸ்தாபக ஆச்சாரியர் பிரபுபாதர் என்று அழைக்கப்படுகின்றார் ஏனென்றால் பரமபுருஷ பகவானின் பாதங்களில் அடைக்கலம் பெற்றவர் So by serving Srila Prabhupada, you can also perform Pada Sevana. சில பிரபுபாதரை வழிபடுவதன் மூலமாகவும் நாம் பாத சேவனம் என்ற சேவையை புரியலாம் And service to Srila Prabhupada is done by serving the Krishna consciousness movement, which is Srila Prabhupada's own society. சில பிரபுபாதரின் பாதங்களுக்கு சேவை செய்வதன் மூலம் அவர் உருவாக்கிய இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்திற்கும் நாம் சேவை செய்கின்றோம் then comes Archana, the worship of the deity. Just like you can see here, we have the deities, Gornitai, then Krishna Balaram, then Radha and Krishna. So we worship the deities. Worship of the deity requires mantras. You have to have guru to worship the deity properly. If you don't have initiation from guru, you're not qualified to worship the deity. அதன் பிறகு அர்ச்சனம் வருகின்றது விக்கிரக வழிபாடு இங்கே நாம் காணுகின்றோம் கௌரவி தாய் விக்கிரகம் ராதாகிருஷ்ணர் விக்கிரகம் எல்லாம் காணுகின்றோம் இவர்களை வழிபடுவதற்கு மந்திரங்கள் தேவைப்படுகின்றன இந்த மந்திரங்களை நாம் குருவிடமிருந்து பெற வேண்டும் குருவிடமிருந்து தீட்சை பெற்று இந்த மந்திரங்களை பெற்று நாம் இந்த விக்கிரக வழிபாடுகளை நடத்தலாம் Now, often the guru will give the deity to his disciple. சமயங்களில் குருமார்கள் விக்கிரகங்களை இந்த விக்கிரகங்களை வழிபடுங்கள் The devotees not worship their own deities. He liked them to come to the temple and ஆனால் ஸ்ரீல பிரபுபாதர் பக்தர்கள் சொந்த விக்கிரகங்களை வைத்திருப்பதை ஊக்குவிக்கவில்லை ஆலயங்களுக்கு வந்து விக்கிரகங்களை வழிபடுமாறு அவர் பணித்திருந்தார் The worship will be better. You keep the better standard if you do it together in the society. If you try to do it at home, it won't be so good. இந்த இயக்கத்தின் ஆலயங்களில் செய்யப்படுகின்ற இந்த விக்கிரக வழிபாடு தரம் உயர்ந்ததாக இருக்கும் அந்த அனைவரும் சேர்ந்து செய்வதனால் தனியாக வீட்டில் விக்கிரக வழிபாடு செய்வது தரம் குறைவாகவே இருக்கும் And then after Archana comes Vandanam, offering prayers. Just like we offer prayers as devotees every day. We're singing many different songs which are prayers to the Lord. அர்ச்சனத்திற்கு பிறகு வந்தனம் இருக்கின்றது அதாவது பகவானின் புகழை பாடுவது நாம் அனுதினமும் பகவானின் புகழை பாடிக்கொண்டிருக்கின்றோம் Of course, we're always singing Hare Krishna, and Hare Krishna mantra is a prayer. It is both a prayer and it's the answer, it's a, a prayer to the Lord with a request, and it's also the answer to our prayers. ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிப்பதும் பிரார்த்தனை தான் அந்த பிரார்த்தனை பகவானிடம் நாம் விண்ணப்பம் செய்வதும் அதோடு நமக்கு கிடைக்கும் பதிலும் அதுதான் There was this one man, an, an American uh, gospel singer. Means gospel, he was a Christian and he used to sing songs about God. So he came to Prabhupada and he was asking Prabhupada, he was saying, Swamiji, what to pray for? Because although he was a preacher, he didn't know what we should be praying for. ஒரு அமெரிக்கர் அவர் காஸ்பல் கிறிஸ்துவ சமய பாடல்களை பாடக்கூடியவர் அவர் சில புரோபாதர்களிடம் வந்து அஹ், கடவுளிடம் கேட்க வேண்டியது என்ன இருக்கின்றது என்று கேட்டார் He could understand the things people usually pray for was not really proper. The things people usually pray for, they usually pray, give me a, a new house, give me a bigger car, give me, uh, you know, a better wife or a better husband, give me more, you know, give me more material pleasures. வழக்கமாக மக்கள் பகவானிடம் கேட்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரியானதாக இருக்காது பௌதீக சம்பந்தமான எனக்கு நல்ல வீடு வேண்டும் மனைவி வேண்டும் மக்கள் வேண்டும் என்ற வேண்டுதல்களையே முன்வைப்பார்கள் So this man understood these kind of prayers are not good. If you just praying to God, give me a nice house and a wife and a home by the sea, This is not what we should be asking God for. வீடு வாசல் மனைவி பிள்ளைகள் என்றெல்லாம் பகவானிடம் கேட்பது ஒரு முறையான வழிபாடு அல்ல என்பது இந்த மனிதருக்கு தெரிந்திருந்தது அதனால்தான் அவர் பிரபுபாதரிடம் இந்த கேள்வியை கேட்டார் But he didn't know what to ask for. What should we be asking for? ஆனால் அவருக்கும் உண்மையில் நாம் பகவானிடம் என்ன கேட்க வேண்டும் என்பது புரிந்திருக்கவில்லை So it was a mystery to him. What to கடவுளை என்ன கேட்க வேண்டும் என்பது அவருக்கு ஒரு மர்மமாகவே இருந்தது But Srila Prabhupada questioned the mystery. Prabhupada knew exactly what we have to ask God. பகவானை என்ன கேட்க வேண்டும் என்று பிரபுபாதரை பொறுத்தவர்கள் அது மர்மம் அல்ல அவருக்கு என்ன கேட்க வேண்டும் என்றெல்லாம் தெளிவாக தெரிந்திருந்தது Devotees were constantly praying to the Lord, please engage me in your service. பக்தர்கள் தொடர்ந்து பகவானிடம் கேட்கின்றோம் தயவு செய்து தங்களுடைய சேவையை எங்களை ஈடுபடுத்துங்கள் என்று I have no desire for wealth or beautiful women or followers or praise. I simply want your devotional service birth after birth. எனக்கு செல்வமோ அழகிய பெண்களோ சீடர்களோ தேவையில்லை ஜென்மம் ஜென்மமாக தங்களுடைய பாத கமலங்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பையே வழங்க வேண்டும் என்றுதான் பக்தர்கள் வேண்டுகின்றார்கள் This is Lord Chaitanya's prayer in the Shikshastika, the fourth verse. இதுதான் ஸ்ரீ சிஷ்டாத்வகத்தில் நான்காம் மந்திரமான ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவர்களின் பிரார்த்தனை A devotee of Krishna doesn't pray to the Lord for material things. We would simply want to get devotional service. பகவான் கிருஷ்ணரின் பக்தர்கள் பகவானிடம் பௌதீக தேவைகளை பற்றி கேட்டு மாட்டார்கள் அவர் பக்தி தொண்டை மட்டுமே கேட்பார்கள் and devotee doesn't even ask for liberation he says birth after birth let me be engaged in your service பக்தர்கள் முக்தியை கூட கேட்பதில்லை பிறவிகள் தோறும் அவருடைய பாதங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற பக்தி தொண்டை மட்டுமே வேண்டுகின்றனர் So some people are asking for material things, other people are asking for liberation, but the devotee doesn't have any material desires. சிலர் பௌதிகமான விஷயங்களை கேட்கின்றனர் மற்றவர் முக்தியை வேண்டுகின்றனர் ஆனால் பக்தர்கள் பகவானின் பக்தி தொண்டை மட்டுமே கேட்கின்றனர் So in Chaitanya Charitamrita it's written, Bhukti Mukti Siddhi Kami Sakale Ashanta Krishna Bhakti Niskam Saisha Shanta That even one has all material desires or desires liberation or desires yoga perfection, whatever, he, he will never be peaceful. Doesn't matter, all these different desires will never make him peaceful. பௌதீகம் யோகம் அனைத்துமே ஒருவருக்கு மன அமைதியை வழங்காது But one who is a devotee, Krishna Bhakta Nishkam, Saishash, devotee has no material desire. He is peaceful because he simply wants devotional service. ஆனால் பௌதீக ஆசை இல்லாத பக்தருக்கு மட்டுமே அந்த அமைதி கிடைக்கும் So that is the prayer of the devotee. இதுதான் ஒரு பக்தரின் பிரார்த்தனை And devotees are always praying like பக்தர்கள் இப்படிதான் பகவானிடம் வேண்டுகின்றனர் தயவு செய்து தங்களுடைய பக்தி தொண்டில் எங்களை ஈடுபடுத்துங்கள் என்று and because the devotee is praying like that that is the answer to the prayers because by praying to the lord he's being engaged in the service of krishna இவ்வாறு பகவானிடம் வேண்டுவதனால் நிச்சயமாக அந்த பிரார்த்தனைக்கு பதில் உண்டு அதன் மூலமாக பகவான் நிச்சயமாக அவர்களை அவரது தொண்டில் நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றார் அதனால்தான் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபம் என்பது நமது பிரார்த்தனை அதே நேரத்தில் அந்த பிரார்த்தனைக்கான பதிலும் கூட So devotees' lips are always decorated with prayers to Lord Krishna. பக்தர்களின் உதடுகள் எந்நேரமும் கிருஷ்ண பகவானின் பிரார்த்தனையால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன And then, by offering prayers, then the next type of devotional service is called dashyam, to be engaged in the service of the Lord. அதன் பிறகு தாஷ்யம் வருகின்றது பகவானின் சேவையில் ஈடுபட்டிருப்பது Devotees who offered the devotee who achieved perfection by offering prayers, that was akrura. சாது prarthanayil idupatta or மாபெரும் சிறந்த பக்தர் akrura Akrura was uncle of Krishna and Balaram. And he was sent to Vrindavan by Kamsa. comes, ask him, go to Vrindavan, bring Krishna and Balaram to Mathura. கிருஷ்ண பலராமருக்கு மாமன் முறை அவர்களை மீண்டும் மதுராவுக்கு அழைத்து செல்வதற்காக அக்ரூரர் பிருந்தாவனத்திற்கு கம்சனால் அனுப்பப்பட்டார் And it said, when Kamsa sent Akrura to go to Vrindavan to get Krishna and Balaram, he gave him a new chariot. He didn't give him an old chariot. It means a new chariot. Take this new chariot and you go and bring these two brothers, Krishna and Balaram. கிருஷ்ணரையும் பலராமரையும் பிருந்தாவனத்திலிருந்து மதுராவிற்கு அழைத்து வருவதற்காக கம்சன் புத்தம் புதிய ரதத்தை அக்ரூரருக்கு வழங்கினார் இதை கொண்டு போய் கிருஷ்ணரையும் பலராமரையும் அழைத்து வா என்று Of course, Kamsa was arranging, he thought he was arranging for the death of Krishna and Balaram. by bringing them to Mathura. But actually it resulted in the death of Kamsa. கம்சன் கிருஷ்ணரையும் பலராமரையும் கொள்வதற்காகவே இந்த திட்டத்தை தீட்டினார் ஆனால் இறுதியில் அவருக்கே அந்த மரணம் நேர்ந்தது So although Akrura went to Vrindavan on behalf of Kamsa, Akrura was actually a great devotee. And when he got to Vrindavan and he saw Krishna's footprints in the ground, he rolled in the dust and he took the dust all over his body. கம்சனை பிரதிநிதித்து அக்ரூரர் பிருந்தாவனத்திற்கு சென்று கிருஷ்ண பகவானின் பாத சுவடுகளை பார்த்து பரவசமடைந்து அதில் விழுந்து பிறண்டார் Prabhupada writes, anybody going to the Holy Land, going to Vrindavan, that is the way to enter into the Holy Land. That when you first come into Vrindavan, you should roll in the ground in the dust of the Holy Land. ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகின்றார் யாரெல்லாம் பிருந்தாவனத்திற்கு செல்கின்றார்களோ இதுதான் பிருந்தாவனத்தில் நுழைகின்ற முறை பிருந்தாவன மண்ணில் விழுந்து பிறட வேண்டும் You may wonder why. Why we should do that? Because Krishna, Lord Krishna, walked there in Vrindavan 5,000 years ago. So the dust of the dam is mixed with the atoms from the lotus feet of Lord Krishna. நாம் இது எதற்கு என்று கேட்கலாம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ண பகவான் அந்த மண்ணில் நடமாடி இருக்கின்றார் அவருடைய அந்த ஆன்மீக ஆற்றல் பக்தி அந்த மண்ணில் நிறைந்திருக்கின்றது So devotees are eager to take the dust from the feet of Lord Krishna, take it all over the body. கிருஷ்ண பகவானின் பாதங்கள் பட்ட அந்த தூசுகளை தங்கள் உடல் முழுவதும் பூசிக்கொள்வதில் பக்தர்கள் பேரானந்தம் காண்கிறார்கள் So Akrura had come there to Vrindavan and Krishna and Balaram asked him, what's wrong, why have you come, what do you want? And Akrura explained that I have to take you to Mathura, Kamsa is inviting you, your uncle Kamsa wants you to come to Mathura. So Krishna and Balaram said, yes, no problem, we will come. இவ்வாறு அக்ரூரர் பிருந்தாவனத்திற்கு சென்று கிருஷ்ண பலராமரிடம் மாமன் கம்சன் உங்களை மதுராவுக்கு அழைத்து வர சொல்லியிருக்கின்றார் என்று கூறினார் அதற்கு கிருஷ்ணரும் பலராமரும் பிரச்சனை இல்லை நாங்கள் வருகிறோம் என்று சம்மதித்தனர் So the next morning, Krishna and Balaram got ready to go, and of course the gopis, they didn't want Krishna to go. மறுநாள் காலையிலேயே கிருஷ்ணரும் பலராமரும் புறப்படுவதற்கு தயாரானார்கள் நிச்சயமாக கோபிமார்கள் இதை விரும்பவில்லை The gopis said to Akrura that your name is wrong, because Akrura means one who is not cruel. But actually you're very cruel, because you're taking Krishna away from us. கோபிமார்கள் அக்ரூரிடம் கூறினார்கள் நீங்கள் உங்களுடைய பெயருக்கு பொருத்தமற்றவர் அக்ரூரர் என்றால் கொடூரமற்றவர் ஆனால் நீங்களோ கொடூரமானவர் கிருஷ்ண பகவானை எங்களிடமிருந்து பிரித்து கொண்டு செல்ல வந்திருக்கின்றீர்கள் So anyway, gopis, they could not stop Lord Krishna, they tried, but anyway, Lord Krishna had to go, and he left with Prabhupada Balaram. And on the way, they stopped to take bath. And there's a very special ghat there where Lord Krishna and Balaram went to take their bath. It's called Akruraka. இப்படியும் கோபிமார்களால் கிருஷ்ண பலராமல் செல்வதை நிறுத்த முடியவில்லை அவர்கள் தேரில் ஏறி புறப்பட்டனர் இடையில் யமுனையில் நின்று அவர்கள் யமுனையில் நீராடினர் அந்த இடம் இன்னும் அக்ரூரர் கடம் என்று குறிப்பிடப்படுகின்றது So Lord Krishna and Balaram went to take their bath, and after they take their bath, they came back, and then Akrura said, I will also go now and take my bath. So Krishna and Balaram were on the chariot, and Akrura went to take his bath. But when he went to take his bath, he saw Lord Krishna and Lord Balaram were there in the ghat, and they were there. Mahavishnu was there, laying on his Ananta Shesha, and all the great devas were there. All the associates of Lord Vishnu were all there. Nanda and Sunanda and so many great sages, they were all there and they were reciting prayers to the Lord. இவ்வாறு கிருஷ்ணரும் பலராமனும் நீராடி விட்டு மேலே ரதத்திற்கு வந்து விட்டனர் அப்பொழுது அக்ரூரரும் நீராட யமுனைக்கு சென்றார் அங்கே பகவான் விஷ்ணுவை அவர் கண்டார் அவருடைய சேவகர்கள் நந்தா சுனந்தா போன்றவர்கள் மற்றும் யோகிகள் அனைவரையுமே அங்கே அவர் கண்டார் So Akrura was surprised because he thought Krishna and Balaram had finished their bath and he went back and he saw Krishna and Balaram were there on the chariot. So he was surprised. He came back again to take his bath and he saw that they were there. there. கிருஷ்ணரும் பலராமரும் நீராடி விட்டு ரதத்திற்கு சென்று விட்டனர் என்று அக்குரர் நினைத்தார் ஆனால் இன்னும் அந்த நதியிலேயே மற்றவர்களோடு கிருஷ்ணரும் பலராமரும் இருப்பதை பார்த்தார் And so Akrura offered his prayers, he came back, and then he was, of course, amazed that he'd seen all of this, he'd seen the spiritual world, he'd seen the Supreme Lord. And Akrura was asked by Krishna, Krishna said to Akrura, Did you see something wonderful there? அக்ரூர தனது ஸ்தானத்தை முடித்துவிட்டு மேலே வந்தார் ஆனால் அவர் கண்ட அற்புதங்களை நினைத்து கொண்டு வரும்பொழுது கிருஷ்ண பகவான் அவரிடம் கேட்டார் இந்த ஆன்மீக லோகத்தை எல்லாம் அற்புதமான காட்சி எல்லாம் கண்டீர்களா என்று So Akrura told Lord Krishna, he said, if it's on the land or in the air or in the water, it's all coming from you. The one who has seen you, they've seen everything that is one. கூறினார் எங்கெல்லாம் அற்புதங்கள் தோன்றுகின்றதோ அந்த அற்புதங்கள் எல்லாம் உங்களுடைய சக்தி தங்களை கண்டால் அனைத்துமே கண்டது போன்றதுதான் என்று சொன்னார் And so Akrura is considered Aracharya in offering prayers to Lord Krishna. இவ்வாறு கிருஷ்ண பகவானுக்கு பிரார்த்தனை சமர்ப்பிப்பதில் அக்ரூரர் நமது ஆச்சாரியராக வர்ணிக்கப்படுகின்றார் And the next form of bhakti yoga is dashyam. And our acharya in dashyam is Hanuman. Hanuman, who is the great devotee of Lord Ramachandra. பக்தியின் அடுத்த அங்கம் என்பது தாஷ்யம் சேவகம்ம ராஷ்டிரத்திற்கு மிக பிரபலமானவர்கள் ஹனுமான் Lord, Lord Ramachandra engaged Hanuman in many nice services. He got Hanuman to do a lot of service, not only fighting in Lanka, but to go to Lanka and find Mother Sita. That was Hanuman's service. பகவான் ஸ்ரீராமர் அனுமானை பல சேவைகளில் ஈடுபடுத்தினார் அது இலங்கைக்கு சென்று போர் புரிவது மட்டுமல்ல இலங்கைக்கு சென்று அன்னை சீதாவை மீட்டு வருவது போன்ற மிக சிறந்த சேவைகளில் எல்லாம் பகவான் ராமர் அனுமானை ஈடுபடுத்தினார் When Lakshman got hit by the weapon of Indrajit, then they sent Hanuman to go to Himalayan mountains, to go to Gangamadana mountain and bring the special herb to revive Lakshman. And at that time Hanuman brought the whole mountain. இந்திரஜித் என்பவரின் ஆயுதத்தினால் பலராமர் தாக்கப்பட்ட பொழுது கந்தமதன மலைக்கு சென்று அங்கே சஞ்சீவி வேரை கூட்டுவதற்கு ராமபிரான் அனுமானை பணித்தார் So அனுமானின் பாகம் என்பது சேவை எந்நேரமும் ராமபிரானின் பாதங்களில் சேவை செய்வதற்கு அவர் தயாராக இருந்தார் But Hanuman was told to stay here in this world. Others, many others, they went right back to the spiritual world with Lord Ramachandra. But Lord Ramachandra requested Hanuman, you stay here in this world. ஹனுமானின் மற்ற சகாக்கள் எல்லாம் அவருடன் சேர்ந்து அவருடைய லோகத்திற்கு சென்று விட்டனர் ஆனால் ஸ்ரீ ஹனுமானை மட்டும் இந்த லோகத்திலேயே இருக்கும்படி அவர் பணித்தார் Sugriva and others, they all went back to Godhead with Lord Ramachandra. Sugriva போன்றவர்கள் எல்லாமே ராமச்சந்திரருடன் சென்று விட்டனர். But Hanuman was told, wherever they are reciting the glories of Lord Ramachandra, then you can go to that. பகவான் கூறினார் ராமச்சந்திரனின் திருநாமங்கள் எங்கெல்லாம் பாடப்படுகின்றதோ அங்கெல்லாம் நீ செல்லலாம் என்றார் So Lord Rama, he made Hanuman a great devotee, a great acharya in the mood of service. நான் ஸ்ரீ ராமச்சந்திரர் அனுமானை சேவை பொறுத்தவரையில் ஒரு ஆச்சாரியராக உருவாக்கினார் And then there's Sakyam. Sakyam means being the friend, just like Arjuna is the friend of Lord Krishna. அடுத்து சாத்தியம் சாத்தியம் என்பது நட்புறவாடல் எப்படி அர்ஜுனன் கிருஷ்ண பகவானுக்கு நண்பராக இருந்தாரோ அப்படிப்பட்ட பாவனையில் சேவை செய்வது and I am speaking this knowledge of to you Arjuna because you my devotee as well my friend so you can understand Bhagavan பகவத்கீதையில் அர்ஜுனன் கூறுகின்றார் இந்த ஞானத்தை உனக்கு நான் உபதேசிக்கின்றேன் காரணம் நீ எனது பக்தன் அதே நேரத்தில் எனது நண்பன் அதனால் இந்த ஞானத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் Of course, Krishna had other friends like in Vrindavan, the cowherd boys, the gopas, people like Sri Dam, Stoka Krishna, and Rishabha, and uh, Subal. They were all co- cowherd boys. They were all very intimate friends of Lord Krishna. நிச்சயமாக கிருஷ்ண பகவானுக்கு விருந்தாவனத்தில் மற்ற நண்பர்களும் இருந்தார்கள் அஹ் உதாரணத்திற்கு சுபாலா ஸ்தோக கிருஷ்ணா அஹ், என்று மற்ற பக்தர்கள் எல்லாம் நண்பர்கள் எல்லாம் இருந்தார்கள் But to be friend of Krishna, you have to be very advanced devotee. ஆனால் உண்மையில் கிருஷ்ணருக்கு நண்பனாக இருக்க வேண்டுமானால் மிக உயர்ந்த பக்தராக இருக்க வேண்டும் just like those cowherd boys the gopas these cowherd boys they said they had performed pious activities over many lifetimes therefore they were able to be with krishna and to play with him in the forest of vrindavan இந்த கோபியர்கள் கோபி கோபர்கள் எல்லாம் பல பல பிறவிகளில் தவம் செய்த பலனாக பிருந்தாவனத்தில் கிருஷ்ண பகவானுக்கு நண்பர்களாக பிறந்தனர் And then the final type, kind of devotional service is Atmani Vedanam, to surrender everything for the pleasure of the Lord. இந்த பக்தி வழிமுறையில் இறுதியான நிலை ஆத்ம நிவேதனம் அனைத்தையும் பகவானுக்காக அர்ப்பணம் செய்வது We cannot do that very easily. இதை நாம் சுலபமாக செய்துவிட முடியாது We have examples of devotees who did Atmani Bali Maharaj surrendered everything for the pleasure of the Lord. உதாரணத்திற்கு பாலி மகாராஜன் அனைத்தையுமே பகவானுக்காக அர்ப்பணம் செய்தார் And Queen Rukmini, Rukmini, the wife of Lord Krishna, she is also an example of Atmani Vedanam. She surrendered, she's ready to give up her life for the service of Krishna. ருக்மிணி கூட ஆத்ம நிவேதனத்திற்கு உதாரணம் அவருக்கு கூட கிருஷ்ண பகவானின் சேவைக்காக அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார் So these two kinds of devotional service, Sakyam and Atma Nivedanam, very difficult. Without being on the stage of uh, Raganuga Bhakti, it is not possible to perform this kind of devotion. இந்த சாத்தியம் ஆத்ம நிவேதனம் என்பது மிக மிக அடைவதற்கு மிக மிக சிரமமான பக்தி நிலை ராகவக பக்தி நிலையிலும் கூட இதை அடைவதற்கு சிரமம் So we cannot just simply become Krishna's friend or surrender everything. That takes a lot of purification over lifetimes. சுலபமாக இந்த சாத்தியம் ஆத்ம நிவேதனம் எந்த என்ற நிலைக்கு நாம் வந்துவிட முடியாது நம்மளுடைய ஆயுள் தோறும் பல பல பரிசுத்தமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் but what we can do is to hear and to chant நம்மால் முடிந்தது என்னவென்றால் கேட்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் and the hearing and chanting that's the roots of the creeper of devotion இந்த கேட்பதும் ஜெபிப்பதுதான் பக்தியின் வேர் வேர் நிலையாகும் so prabhu you want to bring that picture over here no? So, yeah, please. So, this picture, this is a picture, you know, not everybody may understand this picture. Prabhu asked me to just. Yeah. Prabhu asked me just briefly explain this picture here. இந்த படத்தை சுருக்கமாக விளக்குமாறு பிரபு நம்மிடம் கேட்டுக்கொண்டார் So here is the spiritual world, இங்கே ஆன்மீக லோகம் இருக்கின்றது And here is the material world. கீழே இந்த ஜட லோகம் இருக்கின்றது Now, in the spiritual world, on the very top, you have Goloka Vrindavan. You can see Radha and Krishna in the center. இந்த ஆன்மீக லோகத்தின் உச்சியில் கோலோக விருந்தாவனம் இருக்கின்றது அங்கே கிருஷ்ணரும் ராதாராணியும் வீட்டிருக்கின்றார்கள் And there is also Lord Chaitanya Mahaprabhu performing Sankirtan. அங்கே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சங்கீர்த்தனம் நடத்துவதும் இருக்கின்றது So this is Goloka Vrindavan. This is the topmost planet in the spiritual world. ஆன்மீக லோகத்தின் உப- மிக உயர்ந்த லோகம் கோலோக விருந்தாவனம் And over here, all these planets, these are all the Vaikuntha planets. கீழே இருக்கின்ற இந்த பல லோகங்கள் எல்லாம் வைகுந்த லோகங்கள் So in the Vaikuntha planets, God is here in his four arm form. இந்த வைகுந்த லோகங்களில் பகவான் நான்கு கரங்களுடன் இருக்கின்றார் and all the devotees all the inhabitants in vaikuntha they are also four arm form இந்த வைகுண்ட வாசிகள் அனைத்து பக்தர்களுமே நான்கு கரங்களை கொண்டிருக்கிறார்கள் but in goloka it's krishna in two arm form sham sundar ஆனால் கோலோகத்தில் இருக்கின்ற கிருஷ்ணர் இரு கரங்களை கொண்ட சாமசுந்தர கிருஷ்ணர் difference there between Goloka Vrindavan and Vaikuntha. இதுதான் கோலோக விருந்தாவனத்திற்கும் வைகுண்டத்திற்கும் உள்ள வேறுபாடு And here, this is the Brahma Jyoti. இவை இரண்டுக்கும் மத்தியில் இந்த பிரம்ம ஜோதி இருக்கின்றது Brahma Jyoti is the focus which comes from the body of Krishna. பிரம்ம ஜோதி என்பது கிருஷ்ண பகவானின் உடலிலிருந்து வெளியாகின்ற பிரகாசம் here you have the Kashyo ocean or the Karana Dakashayi ocean. இங்கே கீழ் சற்று கீழே காரண கடல் இருக்கின்றது And there's Mahavishnu laying on his Ananta Shesha. அங்குதான் மகாவிஷ்ணு ஆனந்த சைலத்தில் சயனம் செய்கின்றார் So that Ka- Karana ocean, that is spiritual because Lord Vishnu is laying there on that water. காரண கடல் ஆன்மீகமானது ஏனென்றால் விஷ்ணு அங்கே இருக்கின்றார் And from the body of Vishnu, many bubbles, you can see these bubbles, these are all universes. இந்த விஷ்ணுவின் உடலிலிருந்து பல குமிழிகள் தோன்றுகின்றன So one of the universes is shown here, it's expanded. ஓர் ஓர் பிரபஞ்சம் கீழே காட்டப்படுகின்றது And in the bottom of that universe, you have the Garbhodak ocean. இந்த பிரபஞ்சத்தின் கீழே கார்போதக கடல் இருக்கின்றது And then from that navel of Garbhodaksha, Vishnu comes a lotus flower and Lord Brahma takes birth. இந்த கர்வதஸ்காய் விஷ்ணுவின் நாடி கமலத்திலிருந்து அந்த தாமரை உருவாகி அங்கே பிரம்மதேவன் பிறக்கின்றார் And there are 14 different levels of planetary system. அங்கு 14 நிலை லோகங்கள் அமைந்திருக்கின்றன So in in this way, at at the bottom of the universe, you have the hellish planets, and then you have Yamaloka also down here. இந்த பிரபஞ்சத்தின் ஆக கீழே ஆஹ், பாதாள லோகங்கள் மற்றும் யமராஜுடைய இருப்பிடம் எல்லாம் இருக்கின்றது And at the top of the universe, there are four planetary systems. There's Janaloka, Mahaloka, Tapaloka, and Satyaloka. அந்த பிரபஞ்சத்தின் அகநிலை நான்கு லோகங்கள் ஜனலோகா தப்பலோகா சத்தியலோகா And here Earth is in the middle of the universe. It's about number seven. the பிரபஞ்சத்தின் மத்தியில் ஏழாவது Logamaga. and then there's seven planetary systems below it. அதன் Kile, ஏழு லோகங்கள் உள்ளன so yeah, like subterranean hellish planets Inge, இதெல்லாம் Naraga லோகங்கள் and then you have at the bottom you have the hellish planets. ஆக கீழே நரக லோகங்கள் உள்ளன So here is Lord Shiva, இந்த ஆன்மீக லோகத்திற்கு கீழே பிரம்மஜோதிக்கு சற்று மேல் சிவலோகம் இருக்கின்றது right? Lord Shiva situated there. சிவபெருமான் அங்கே இருக்கின்றார் So this is a rough diagram showing some of the main features. இதுதான் ஏறக்குறைய அந்த இடங்களின் அமைப்பிடம் structure of the universe. இதுதான் பிரபஞ்சத்தின் Did you have any other questions for me? வேறு கேள்விகள் Every day I've been looking at it, Maharaj, trying to understand. I don't have uh, much. Anyway, thank you very much, Maharaj, for explaining so wonderfully. Uh, just a question, you know, on the on the uh, Shivaloka, my last portion there, Maharaj. It It's in the dark area. Uh, and those who, those Siva Bhakta, because there are a lot of Siva Bhakta, they say Siva prayers here. And in Malaysia, we have a lot of Lord Shiva's uh, uh, devotees. How they, are they are really uh, go to the Loka or Kailash? And do they come back? Or are they, uh, Loka, is it in the, in the heavenly planets? or the bacteria. மறுபடியும் கேள்வி அங்கே ஒரு இருண்ட பகுதியில் வைகுண்டத்துக்கு கீழே சிவலோகம் இருக்கின்றது இங்கு மலேசியாவில் சிவபக்தர்கள் பலர் இருக்கின்றார்கள் இவர்களுடைய நிலை என்ன அங்கே செல்வார்களா அல்லது மீண்டும் இங்கே வருவார்களா அல்லது மேலே செல்வார்களா So it depends how they worship Lord Shiva. You see, some people, they worship Lord Shiva for their material desires. So they'll, make, they'll remain in the material world. இது அவர்கள் என்ன பாவனையில் சிவபெருமானை வழிபடுகிறார்கள் என்பதை பொறுத்தது சிலர் பௌதீக லாபத்திற்காக சிவபெருமானை வழிபடுவார்கள் அவர்கள் பௌதிக லோகத்திலேயே இருப்பார்கள் Yeah, there are pure devotees who worship Lord Shiva, just like Sanatana Goswami. He was a great devotee of Lord Shiva, but he was also a devotee of Krishna. சில சிறந்த பக்தர்கள் உதாரணத்திற்கு சனாதன கோஸ்வாமி அவர் மாபெரும் சிவபக்தர் அதே நேரத்தில் அவர் கிருஷ்ண பக்தராகவும் இருந்தார் So, you know, as devotees, we can worship Lord Shiva, go through his parampara, like the Vishnu Swami parampara connects to Lord Shiva. And so it's a Vaishnava Sampradaya. So you can go to the spiritual world. Sada Shiva is there in the spiritual world. சிவபெருமானின் சம்பிரதாயமாக விஷ்ணு சுவாமி சம்பிரதாயத்தில் இணைந்து ஒருவர் நிச்சயமாக ப- பரமபுருஷ பகவானை வழிபடலாம் But people worship Lord Shiva if they just simply want impersonal liberation, they desire to merge and become one, then they'll go to the Brahmajyoti. ஆனால் சிவபக்தர்களில் பலர் முக்தியை வேண்டுகின்றனர் அதனால் அவர்களுக்கு பிரம்மஜோதியில் இணைகின்ற வாய்ப்புதான் கிடைக்கும் And other people who just simply have material desires, they'll stay in the material world. யார் பௌதீக ஆசைகளில் இருக்கின்றார்களோ அவர்கள் பௌதீக லோகத்திலேயே இருப்பார்கள் We see different demons who worship Lord Shiva, like Vrikasura. He wanted to get the benediction. Whoever had he touched, the head would fall off. பல அசுரர்கள் சிவபெருமானை வழிபடுகின்றனர் உதாரணத்துக்கு விற்காசுரன் யார் அவர் தலையை தொடுவாரோ அவர் சிதறி விடுவார் என்ற வரத்தை பெற்றவர் So the Lord came in the form of a Brahmana and he got Frikasura to touch his own head. So his own head fell. பகவான் ஒரு பிராமணராக வந்து பிரகாசுரனை தனது சொந்த தலையை தொட்டு பார்த்து பரிசோதிக்க சொன்னார் இவ்வாறு தமது தலையை தொட்டவுடன் அவர் சிதறி போனார் And then there was another demon, Bana, Banasura was the son of Bali Maharaj. மற்றொரு அசுரன் பானாசுரன் பானாசுரன் என்பவர் பாலி மகாராஜரின் மகன் Actually, Bali Maharaj had a hundred sons, and Bana was the oldest one. பா- பாலி மகாராஜருக்கு நூறு மகன்கள் இருந்தனர் பானாசுரன் அதில் மூத்தவர் And he was very devoted to Lord Shiva, so he got 1,000 arms. அவர் மாபெரும் சிவபக்தராக இருந்தார் அவருக்கு ஆயிரம் கரங்கள் இருந்தன When he became very proud because he had a thousand arms. He was so strong. He was so proud. He became very proud. Finally, the Lord came and cut off his arms. ஆயிரம் கரங்களுடன் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்ததனால் அவருக்கு அதிக ஆணவம் ஏற்பட்டது இறுதியில் பகவான் வந்து அவருடைய கரங்களை எல்லாம் துண்டித்தார் But he left them with four arms. அதன் பிறகு அவருக்கு நான்கு கரங்களே எஞ்சி இருந்தன And he told them that he could stay with Lord Shiva and he could have eternal, he could just remain an associate with Lord Shiva. அதன் பிறகு சிவபெருமானோடு நித்தியமான சகாவாக இருக்கும்படி அவர் பணிக்கப்பட்டார் கைலாசத்துக்கு சென்று சிவபெருமானோடு இருக்கும்படி பணிக்கப்பட்டார் Lord Krishna arranged for him to become humble. இவ்வாறு பணிவாக இருக்கும்படி கிருஷ்ண பகவான் அவருக்கு பாடம் புகட்டினார் So there are all different varieties of devotees, but generally the devotees of Lord Shiva, they want material desires or they want liberation. ஆனால் சிவபெருமானுக்கு பல பக்தர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களில் பெரும்பாலானோர் பௌதீக ஆசையும் முக்தியையும் வேண்டுபவர்களாகவே இருக்கின்றனர் The devotees of Lord Shiva who want pure devotion are very rare. தூய பக்தி தொண்டை வேண்டும் சிவபக்தர்கள் மிக மிக அரிதானவர்கள் பிரபுடைய கேள்வி அல்ல வேண்டுகோள் எப்படி இந்த மகாமந்திரம் கோலோகத்திலிருந்து வருகின்றது என்று கேட்கிற ஆவலாக இருக்கின்றார் நமக்கும் ஆவல் இருக்கின்றது அங்கே ஒரு கோடு இருக்கின்றது மகாமந்திர கோடு எப்படி அங்கே வலது பக்கமாக போய் அப்படியே கீழே இறங்குகின்றது ஒரு நூலை போன்று அதுதான் மகாமந்திரம் Coming from Goloka all the way down. கோலோகத்திலிருந்து அந்த ஆன்மீக லோகத்தை எல்லாம் வைகுண்டத்தை எல்லாம் தாண்டி பிரம்மஜோதி எல்லாம் தாண்டி கீழே இந்த பௌதிக லோகத்திற்கு வருகின்றது So that's the pure holy name coming from Goloka. Golokera Premadan. Harinam Sankirtan. When we chant purely, then the holy name comes from Goloka. நாம் தூய்மையாக ஜபம் செய்யும் பொழுது அந்த நாமம் இருந்து வருகின்றது In the lower planets, Maharaj, Madaloka, below our planets, uh, is there any chance to chant the holy name? Is there uh, information about the holy name and the lower planets? And if ever there is, do they finally find their way up to other planets? I don't know. கீழ் லோகங்களில் பாதாள லோகங்களில் இந்த புனித நாமத்தை எதிர்த்துக்கான வாய்ப்பு இருக்கின்றதா இதை பெற்று அவர்கள் அப்படியே மேலெழும்பி வருவதற்கான வாய்ப்பு உள்ளதா Well, Bali Maharaj was sent to live there. Actually, the residence of Bali Maharaj is in the lower planet system. So Bali Maharaj was sent, and after Bali conquered Indra, Lord Vamanadev came and took everything away from Bali, and he sent Bali back to live there in the lower region of the universe. But the Lord said he would also go with him. So Lord Vamanadev is residing there with Bali Maharaj in the lower region of the universe. காளி மகாராஜன் இந்த லோகத்தை கைப்பற்றிய பிறகு அதை அவரிடமிருந்து மீட்டெடுத்து மீண்டும் அஹ், பகவான் மீட்டெடுத்து மீண்டும் இந்திரனிடம் கொடுத்து விட்டு பாலி மகாராஜனை கீழ்லோகத்திற்கு தான் அதிபதியாக அனுப்பினார் அவரோடு பகவானும் இணைந்து சென்று இருக்கின்றார் அதனால் கீழ்லோகங்களும் பகவானின் புனித நாமத்தை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன Any other questions? Where Adam will begin? They are Vishnu Tattva. You can put the tulsis on any Vishnu Tattva. Just like in the Pancha Tattva, you can put the tulsi on the lotus feet of Lord Chaitanya, Lord Nityananda, and Advaita Acharya. But not on Gadadhar, not on Shiva. பிரபுடைய கேள்வி மகாராஜ் சற்று முன்பு துளசி இலையை கிருஷ்ண பகவானின் பாதங்களில் மட்டுமே பதிக்க முடியும் என்று கூறுவீர்கள் மற்ற அவதாரங்கள் விஷ்ணு போன்றவர்களெல்லாம் இப்படி அதற்கு மகாராஜ் அவர்களின் பதில் நிச்சயமாக விஷ்ணு தத்துவங்களுக்கெல்லாம் துளசி இலையை பதிக்கலாம் பாதங்களில் உதாரணத்திற்கு நமது பஞ்ச தத்துவ வடிவங்கள் இருக்கின்றன அந்த பஞ்ச தத்துவங்களில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தர் அட்வைத்த ஆச்சாரியர் அவர்களின் பாதங்களில் துளசி இலையை பதிக்கலாம் ஆனால் கடாடர பண்டிதர் ஸ்ரீவாஸ் தாக்கூர் அவர்களுடைய பாதங்களில் பதிக்க கூடாது And for Srimati Radharani, we will put Tulsi in her hand to place on the lotus feet of Radharani, ஸ்ரீமதி ராதாராணியின் துளசி இலைகளை அவருடைய கரங்களில் வைத்து கிருஷ்ண பகவானின் பாதங்களுக்கு அர்ப்பணிப்பதற்காக This, uh, uh, the Devas, Maharaj, the demigods we talk about, there's so many of them, 33, 330 million, is it? 33 crore. 33 crore, Maharaj. And it's just, you know, mind-boggling how these uh, uh, Devas are functioning. Uh, could you just give me a briefly, Maharaj? ஒருவருடைய கேள்வி முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் இருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது இவர்கள் எல்லாம் எப்படி செயல்படுகின்றார்கள் Well, demigods are functioning for each of the different organs which we have in our body, every different sense, uh, every different sense, there's a demigod. Just like for hearing, there's some demigod, and then for the sense of taste, there's a demigod, and for the power of digestion, there's demigods, everything, every different action and feeling, there's some demigods involved. நம்முடைய உடலின் ஒவ்வொரு அங்கங்களுக்கும் ஒவ்வொரு புலன்களுக்கும் தேவர்கள் பொறுப்பாக இருக்கின்றார்கள் ஆனால் நமது பார்ப்பது கேட்பது துவைப்பது நம்முடைய ஜீரண சக்தி இவ்வாறு ஒவ்வொரு அங்கங்களுக்கும் ஒவ்வொரு இயக்கங்களுக்கும் ஒவ்வொரு தேவர் பொறுப்பாக இருக்கின்றார் all the different organs, the, the, the breathing of our body, there's some demigod involved, and then the, the, the sense of smell, and all, all these different actions which we go through with our bodies, which happen, different functions which are taking place in our body. There's some demigod controlling it. the flickering of our eyes or some demigod controlling it. நமது சுவாசம் நம்முடைய மூச்சு சுவாசம் நறுமணத்தை நுகர்வது கண் இமைப்பது போன்ற அனைத்திற்குமே தேவர்கள் பொறுப்பாக இருக்கின்றார்கள் தனித்தனி தேவர்கள் And we know there's also God of wealth You know, you've got people like Kuvera, he's the treasurer of the demigods. And then you've got Lakshmi also, she's the goddess of fortune. தேவர்களின் தேவ தேவர்களின் அஹ், பொருளாளர் அஹ், குபேரன் இருக்கின்றார் லட்சுமி தேவியும் இருக்கின்றார் அவர்கள் செல்வத்திற்கு அதிபதிகளாக இருக்கின்றார்கள் So there's a lot of different activities going on. Everybody's got their own different responsibilities. இவ்வாறு பலவிதமான நடவடிக்கைகள் நடைபெறுகின்றன ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் ஒரு அதிகாரியாக தேவர்கள் செயல்படுகின்றனர் uh, பல வகையான உயிர்வாளிகள் இருக்கின்றனர் இவ்வாறு பல வகையான உயிர்வாளிகளுக்கும் அவர்களுடைய தனித்தனி செயல்பாடுகளுக்கும் பொறுப்பாக தேவர்கள் இருக்கின்றனர் So, of course, 30, 330 million, it seems like an awful lot, but, you know, when you actually start looking at all the different things which are going on, which are taking place within our body, it's inconceivable how many முப்பத்து மூணு கோடி என்பது மிகப்பெரிய எண்ணிக்கையாக நமக்கு தென்படலாம் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் நடைபெறும் காரியங்கள் ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாம் அதை உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் நிச்சயமாக அதற்கெல்லாம் பொறுப்பாளர்கள் தேவை So the more closely you look, the more மிக உன்னிப்பாக காணும் பொழுது அதற்கான தெளிவுகள் நமக்கு பிறக்கும் just like scientists start looking at cells and they come to things like DNA and RNA and they see it's more complex than even a city one cell is more complex than a city உதாரணத்திற்கு விஞ்ஞானிகள் உடலின் ஒரு அணுவை காண்கின்றார்கள் அங்கே அதில் உள்ளே டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாம் ஒரு மாநகரத்தையே அதனுள் காணுகின்றார்கள் So we only we only see the surface. We don't look very closely. We don't know everything which is going on. நாம் மேல் பகுதியை மட்டுமே பார்க்கின்றோம் நாம் வழக்கமாக உன்னிப்பாக பார்ப்பதில்லை Thank you, Maharaj. Question. Question. Ah, Bobo. சித்தகுர் சுவாமி அவர் சொல்லி அவர் வந்து ஓம்லேருந்து வெளியே வரலன்னு சொன்னார் அவர் அவர் வந்து அவர் இங்கே வந்தால் அந்த பௌதிகம் வந்து அவரை பிடிச்சிக்கும் அப்படி என்கரேஜ் பண்ணார் அவருக்கே அந்த நிலமை நம்மளாம் எந்த நிலமை Srila Sukadeva Goswami was reluctant to come out from his mother's womb, fearing the dangerous material environment. So even such a Mahatma like Sukadeva Goswami had that fear. What is the fate of ourselves? <laughs> Well, we weren't blessed like Sukadeva Goswami. Sukadeva Goswami was the son of Vyasadeva. And so Srila Vyasadeva was speaking Srimad Bhagavatam. அஹ் நிச்சயமாக நாம் எல்லாம் சுகதேவ கோஸ்வாமியை போன்று பேர் பெற்றவர்கள் அல்ல ஆசீர்வாதம் பெற்றவர்கள் அல்ல ஏனென்றால் சுகதேவ கோஸ்வாமி அவர்கள் சிறில வியாச தேவரின் அவர்களின் புதல்வர் It's also something said, Lord Krishna personally came there and told Sukadeva Goswami, you don't have to worry, you can come up, you'll be good there. protected. சில இடங்களில் கிருஷ்ண பகவான் நேரடியாக சுகதேவ கோஸ்வாமியிடம் வந்து பயப்படாதே நீ தாய் கருவிலிருந்து வெளிவரலாம் என்றெல்லாம் கூறியிருக்கின்றார் So we have to take shelter of what Sukadeva Goswami did. Sukadeva Goswami had Srimad Bhagavatam. So we should also hear Srimad Bhagavatam, then we'll be saved. Yeah. அதனால் நாம் ஸ்ரீமத் பாகவதத்திடம் அடைக்கலம் பெற வேண்டும் Sukadeva Goswami heard the Srimad Bhagavatam, though he had no fear of material energy anymore. Srimad Bhagavatam ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டதனால் சுகதேவ கோஸ்வாமிக்கு பௌதீக சம்பந்தமான எந்த பயமும் இல்லை Sukadeva Goswami was Atma Rama. He was taking pleasure in the self. He was not looking for pleasure in the material. சுகதேவதோ சுவாமி ஆத்ம ராமராக விளங்கினார் அதாவது தன்னுள்ளேயே இன்பத்தை காண்பவர் வெளியில் இட உலகில் அல்ல எப்பொழுது நாம் ஆத்ம ராமராக நிலை பெறுகின்றோமோ இந்த பௌதிக உலகத்தை பற்றி நாம் அஞ்ச தேவையில்லை ஆத்மராமா பிக்ஸ்ட் இன் த செல் த ஸ்பிரிச்சுவல் செல் அதனால் ஆன்மீக தன்னுணர்வு பெற்ற ஆத்மராகராக ஆத்மராமராக நாம் உருவாக வேண்டும் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமத் பாகவதத்தை கேளுங்கள் பகவானின் நாமத்தை எவியுங்கள் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் okay Hare Krishna, thank you. Hare Krishna, Jai. Hare Krishna. So we'd like to thank Maharaj for a wonderful unique discourse, so many questions and answers. Hopefully Murakarna Prabhu is happy. <laughs> Hare Krishna. Anyway, so anyway, we have few announcements. We'd like to thank today's sponsor, His Grace Murtimana Prabhu and family for a wonderful feast prepared by our also Pradhamataji. Haribol Kodaya. Haribol. So இன்னைக்கு வந்து அருமையான மாலை பொழுது நம்ம இடையிலே மகாராஜ் வந்து அருமையான சொற்களை வழங்கியிருக்கின்றார் பல கேள்விகளுக்கும் அளித்தார் இன்னைக்கான பிரசாதம் உபயக்காரர் வந்து மூர்த்தி மனாபுரம் குடும்பத்தினர் அவர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய ஆலய சார்பாக வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு ஒன்று வந்து மகாராஜோடைய ப்ரோக்ராம் ஷெடியூல் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஷெடியூல் நாளைக்கு வந்து சண்டே 25 டிசம்பர் சுங்காய்சிப்பூர் நடையாற்றா ஈவினிங் ப்ரோக்ராம் காலையில் வந்து டிஓடியோட வந்து சண்டே ஃபீஸ் இருக்குது நம்மளுக்கு வந்து காலையில் பதினோரு மணிக்கு டிஓடியோட வந்து நம்மளுக்கு வந்து மார்னிங் ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் லஞ்ச் அப்புறம் ஈவினிங் வந்து மாநகராட்சி சுங்காய்சிப்பூர் நடையாத்திராவுக்கு வந்து சென்றிருக்கின்றார் நாலு மணி அளவில் அப்போ வந்து மறுநாள் திங்கட்கிழமை வந்து ஈகோவில் வந்து ப்ரோக்ராம் இருக்கின்றது ஈகோவில் மாலையில் வந்து ப்ரோக்ராம் இருக்கின்றது செவ்வாய்க்கிழமை திருப்பியும் மகராஜ் வந்து சிஓடியை கொண்டு வர இருக்கின்றார் செவ்வாய்க்கிழமை மாலை வந்து கோகுல் நாமகண்டா அவைச்சரன் பிரபு சென்று வந்து நிகழ்ச்சி இருக்கின்றது புதன்கிழமை வந்து புத்திரிகுணம் நாமகண்டா சேவையார் சேவையாரை பிரபுடைய மையத்தில் வந்து ப்ரோக்ராம் இருக்கிறது மாலை வியாழக்கிழமை மாலை அவஸ்தான் நாமகண்டா நண்டகோரங்கா பிரபுடைய தலைமை நடக்கும் மையத்தில் வந்து நிகழ்ச்சிருக்கின்றது இதுதான் மகாராஜுடைய வரக்கூடிய ப்ரோக்ராம் வெள்ளிக்கிழமை வந்து மகாராஜ் புறப்பட்டு அதற்கு பிற்பாடு முனாக்கா நிலையத்தா போக இதற்கு இடையிலே வந்து ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் நாம் உங்களோடு பரிமாறிக்கொள்கிறோம் பக்தர்கள் யாருக்கையும் வந்து சேவைகளை செய்வதற்கு விருப்பம் இருந்தால் அதாவது வந்து டிரான்ஸ்போர்டேஷன் கூட நீங்கள் வந்து அவர்களுடைய நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளலாம் ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் வரக்கூடிய வியாழக்கிழமை மாலை பத்து மணிக்கு பக்தி ராக சுவாமி மகாராஜ் வந்து மலேசியாவுக்கு வந்து வருகின்றார் நார்த்துக்கு வந்து வருகின்றார் வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு மகாராஜ் வந்து நம்மளுடைய நிபோக்தவாள் இருக்கக்கூடிய கோஷாலைக்கு செல்ல இருக்கின்றார்